ஸோ நீங்கள் டெலகிராம் சேனலில் ஸ்டார்ட் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா உங்கள்கிட்ட வந்து டெலகிராம் அப்ளிகேஷன் இருக்கணும் சப்போஸ் உங்கள்ட்ட டெலகிராம் அப்ளிகேஷன் இல்லை அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் போயிட்டு டெலகிராம் அப்படின்னு சர்ச் பண்ணி அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இன்ஸ்டால் பண்ணிட்டு கீழே வந்து இந்த சேனலை பற்றி ஃபுல் டீடைல் வந்து கொடுத்துருக்கோம் சேனலோட லிங்க் வந்து பிளாக்ரோட கனெக்ட் பண்ணிருக்கோம் ஸோ கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க அப்படின்னா நம்மளோட பிளாக் பேஜுக்கு போகும் அதில் வந்துட்டு கிளிக்கர் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ற மூலமாக வந்து இந்த ஒரு சேனல்ல வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ இந்த சேனல்ல பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட மூவாயிரத்தி எழுநூறு பேருக்கு மேலே இருக்காங்க மூவாயிரம் பேருக்கு மேலே இருக்காங்க ஸோ இதில் ரீசெண்டாக வந்து நிறைய போஸ்ட் போட்டிருக்காங்க அதாவது தமிழ்நாடு பற்றி செய்திகள் வந்து இதில் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க அண்ட் ஆன்லைன் எஃப்எம் வந்து அவைலபிளாக இருக்குது ஸ்ரீலங்காவோட லங்கா ஸ்ரீ எஃப்எம் அப்படின்னு சொல்லி ஒரு எஃப்எம் இருக்குது இது வந்து ஒரு ஆன்லைன் லங்கா ஸ்ரீ அப்படின்னு சொல்லி ஒரு எஃப்எம் ஸோ இது வந்து ஆன்லைன் எஃப்எம் ஸோ இதை வந்து நீங்கள் வந்து லைவாக கேட்டுக்க முடியும் அண்ட் டவுன்லோட் பண்ணுறது ஆப்ஷன் இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க அண்ட் இதில் வந்து ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து மே டுவெண்ட்டி நைன் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க கொரோனா பாதிப்பு சென்னையில் மட்டும் இருபத்தி நாலு பேர் தமிழகத்தில் மேலும் எட்நூத்தி இருபத்தேழு பேர் கொரோனா தமிழ்நாட்டின் ஒரே நாளில் ஒன்பது பேர் உயிரிழப்பு தமிழகத்தில் எழுநூத்தி ஐம்பத்தொன்பது பேர் corona daily corona update and other news எல்லாம் வந்து அப்படி அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க தமிழ்நாடோட எமர்ஜென்சி அதாவது இப்போ ரீசெண்டாக நடக்கிற நியூஸ் எல்லாத்தையும் வந்து இந்த ஒரு சேனலில் வந்து அப்டேட் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் நியூஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதோட ஃபுல் டீட்டெயில் அந்த கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் கிளிக் பண்ணி டேரெக்டாக வந்து கலங்கலாம் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஓகே இதில் ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நியூஸ் வந்து கொரோனா பற்றி தான் இருக்குது ஏன்னா கொரோனா தான் இப்போ பெரிய ப்ராப்ளமாக போயிட்டுருக்கு அதனால் கொரோனா பற்றி நியூஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க அனைத்து வேட்டங்களையும் சேவை பண்ணி பணம் எடுக்கலாம் ரீசெண்டாக என்னென்ன நியூஸ் வந்து தமிழ்நாடு அரசு வந்து அறிவிச்சிருக்கோ அந்த நியூஸ் எல்லாம் வந்து ரீசெண்டாக வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க ஸோ இதை ஷேர் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் டேரெக்டாக வந்து ஷேர் பண்ணிக்கலாம் ஸோ ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணுங்க அப்படின்னா உங்களோட இதை காப்பி பண்ணி ஷேர் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா உங்களோட டெலிகிராம் சேனலுக்கு வந்து ஷேர் பண்ணிக்க முடியும் இந்த ஆப்ஷன் இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த ஒரு சேனல் மூலமாக வந்து ஈஸியாக வந்து நியூ நியூஸை வந்து தெரிஞ்சிக்க முடியும் ஸோ உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க டெய்லியும் ஸோ இதில் கிட்டக்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா மூவாயிரத்தி நூறு பேர் பக்கம் இருக்காங்க அண்ட் இவங்களோட டிஸ்கஷன் அதாவது இது வந்து ஒரு சேனல் ஸோ குரூப்பில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கஷன் அப்படின்ற டேப்பை வந்து கிளிக் பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு சேட்டுக்கு போகும் இது வந்து தமிழ் ஷேட் குரூப் ஸோ இதை வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ரெண்டாயிரம் பேருக்கு மேலே இருக்காங்க ஜஸ்ட் நீங்கள் சேட்டிங் பண்ணிக்கிற ஆப்ஷன் வந்து இதில் அவைலபிளாக இருக்குது ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி உங்களோட WhatsApp group Telegram group and channel Facebook group and page YouTube channel link அப்ளிகேஷனோட சாஃப்ட்வேர் லிங்க் வெப்சைட் லிங்க் வந்து ப்ரமோஷன் பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோ கையில் மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் காண்டாக்ட் பண்ணுங்க உங்கள் லிங்கே நம்ம சேனலில் வீடியோ பதிவு பண்ணுறோம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு